ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கறது இடம் தான் நம்ம கோயில் எல்லாருடைய பேச்சிலையும் கடவுள் இருக்கான் எழுத்துலையும் கடவுள் ஆமாம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் அவங்க வயதில் தவறான சொற்கள் வராது இறைவனை கொடுத்தார் திருவள்ளுவருக்கு அவருடைய ஒழுக்கம் கருதி அவருடைய உயரிய நோக்கம் கருதி அவருக்கு கொடுத்தது தான் திருக்குறள் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு வந்தால் மற்ற நேரங்களில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா வகுப்புக்கு வந்திருக்கோம் ஓகே வகுப்புக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அதுக்கு உண்டான மக்களுக்கு மக்களை திரட்டக்கூட ப திரட்டக்கூடிய பணிகளில் ஈடுபடணும் அதை கடந்த நிலையில் இந்த ஞானத்தை எவ்வளோ பக்குவமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கூடிய அந்த எண்ணங்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது மலேசியாவில் நமது வகுப்பை வந்து அட்டன் பண்ண பிரேமலதா அவர்களுடைய அப்பா இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு மட் அவங்களுக்கு மட்டும்தான் அப்பா அப்படின்னு வந்து பார்த்தா இவருடைய நிலை அவர் இரு அடைந்த ஞான நிலை இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை வை வைத்து பார்க்க வைத்து பார்க்கும்போது ஐயா அடைந்த உயரம் என்பது சாதாரண உயரமே கிடையாது பட் இருந்தாலும் கூட அந்த அகங்காரம் ஏதுமின்றி இந்த வயதிலும் கூட இந்த ஞானத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருப்பதற்குண்டான முழுமுதற் காரணம் என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான தத்துவம் என்ன அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து கற்று தேர்ந்திருக்கிறார் அதை உணர்ந்தும் இருக்கிறார் அனைத்திற்கும் வந்து ஒரே ஒரு காரணம் என்ன வந்து ஐயா சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது திருக்குறளை வந்து திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக வந்து சொல்கின்றார்கள் திருக்குறளை விட உயர்ந்த ஒரு பொக்கிஷம் உலகத்தில் இருக்குமா அப்படின்றதும் தெரியாது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான அனைத்தையும் வந்து திருக்குறள் என்பது கொடுத்து விடுகிறது இருந்தாலும் கூட என்னதான் இன்னைக்கு திருக்குறள்ன்ற ஒன்று இருக்குது திருக்குறளை பற்றிய புரிதல் இருக்குன்னா கூட திருக்குறளின் ஆழமான அர்த்தத்தையும் ஆழமான உட்கருத்தையும் ஒரு மனிதன் புரிந்து விட்டான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை இது ஒன்றே மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அப்போ நான் எதர்ச்சியாக இங்கே கிளாஸ் விஷயமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது மற்ற விஷயங்களில் இருக்கும்போது நம்மளை வந்து வீட்டுக்கு அழைக்கிறாங்க வீட்டுக்கு அழைக்கும் போது சரி ஓகே உட்காந்து அமர்ந்து சாப்பிட்லாம் அவங்களோட லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் எதர்ச்சியாக ஐயா கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன் ஐயா கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது தான் மிரண்டு போயிட்டேன் நான் இப்பேற்பட்ட உயர்ந்த நிலை பொக்கிஷங்களை எல்லாம் தன்னுள் வைத்துக்கொண்டு அதை வந்து அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் இளமை காலங்களில் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கிறாரு அவர் இதற்கப்புறமே இருக்க போகிற காலகட்டத்திலையும் இந்த பொக்கிஷங்கள் வந்து வீணாக போயிடக்கூடாதுன்ற உயர்ந்த நோக்கத்தோடு மக்களுக்கு இந்த உண்மை நிச்சயமாக போய் சேரணுன்ற அந்த உயரிய எண்ணத்தோடு ஐயா வந்து இருந்ததுனால நிச்சயமாக ஐயாவை வந்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டும் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் வாயிலாக வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது ஸோ அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை ஒரு என்லைட்டன் ஹியூமன் பீயிங்கை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயாவோட பேரோ இப்போ ஐயாவோட பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பண்டித் துரை இல இலக்குமணன் அப்படின்னு தான் வந்து நான் சொன்னேன் ஐயா லக்குமணனா அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா இலக்குமணன் அப்படிங்கிறாரு அப்போ பேர்லேயே இலக்கை வைத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் வயது என்பது உடலிற்கு மட்டும்தான் ஆனால் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் வயது என்பதே எந்த விதத்திலும் கிடையாது அப்படின்றத இன்றைய சூழ்நிலையிலும் இன்றைய காலகட்டத்திலும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலக திருக்குறள் பணிக்களம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளுக்கே அடிப்படையான ஆழமான ஒரு உட்கருத்துக்களை வந்து இந்த மலேசிய தமிழர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அதை வந்து நிறுவிய நிறுவனர் வந்து ஐயா தான் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மலேசியா வந்து நீங்கள் எத்தனை வருடங்கள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சரி சரி சரி என்ன வேலை இங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்கய்யா நீங்கள் இதுவரையில் திருக்குறளை பரப்புறது தான் என்னுடைய வேலை திருக்குறளை பரப்புவது தான் வேலை தான் என்னுடைய வேலை வேலை திருக்குறள் மேலே உங்களுக்கு வந்த ஈடுபாடு அதை பற்றி நான் கண்டிப்பாக கேட்குறேன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஈவேரா பெரியார் கூடலாம் சமூக சீர்திருத்த திருமணம் நீங்கள் பண்ணியிருக்கிறதா ஃபோட்டோ பார்த்தேன் ஈவேரா பெரியார் ஐயா வேற உங்ககிட்ட இருந்தார் நான் அந்த ஃபோட்டோ கூட நான் காமிக்க சொல்கிறேன் அதை அதை பற்றி கொஞ்சம் அவரோட ஃபாலோவராக நீங்கள் எப்படி அந்த மாநாடு முதல் மாநாடு திருக்குறள் மாநாடு சரி அவரால் நடத்தப்பட்டது எங்கே நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சரி அப்போ அந்த மாநாட்டுக்கு நான் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது சரி அப்போ அந்த நாங்கள் மாநாட்டுக்கு போகும் பொழுது அவரை பற்றி மற்றவர்கள் சொன்ன கருத்துகள் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஓ ஓகே ஓகே அவரை பற்றி மற்றவர்கள் குறிப்பாக கல்யாண சுந்தரம்னார் அவர் வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் மதிக்கப்படுவார் சரி அந்த மதிப்புடையவர் அந்த இடத்துல அவர் அவரை பற்றி சொன்ன விளக்கங்கள் ரொம்ப அதிகம் சரி ரொம்ப மிக சொன்னார் அவர் சொன்ன பொழுது அதை குறையாக வச்சு இந்த நாட்டுக்கு வந்துட்ட பிறகு அவரையே கூப்பிட்டு திருமண ஏற்பாட்டை செய்துக்கிட்டோம் இங்கே வந்தார் இங்கே வந்து தெலுங்கு நாளில் அந்த திருமணம் நடந்தது எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு ஏழு பேர் ஏழு குழந்தைகள் ஏழு ஓகே ஓகே ஏழு பேர் ஏழு பேரும் இப்போ நல்லா இருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படி திருக்குறள் மேலே உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது சின்ன ராசு பிள்ளை அப்படின்னு சொல்லி கந்தர்வ கோட்டையில் ஒரு ஆசிரியர் இருந்தார் சரி அவர் பிறகு எங்களுக்கு தனிப்பட்ட வகுப்பு நடத்தினார் சரி தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் சரி அங்கே உள்ள ஒரு இடத்துல அப்போ அந்த நேரத்தில் அவரு அவருடைய அவருடைய கருத்துக்கள் தான் ரொம்ப வலிமையாக இருந்தது திருக்குறள் ஒன்று எந்த வகையிலையும் அப்பழுக்கற்ற அறிவு பொக்கிஷம் அவர் சொன்ன அந்த கருத்து அதை நீங்கள் கையாள தொடங்கிட்டீங்கன்னா அதுவே உங்களை சரியான வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகும் அப்போ அதை நம்புனீங்களா அதை நம்புகிறோம் அதை நம்பினதுனால தான் அதை இவ்வளவு காலமும் கட்டி காத்துக்கிட்டு போகிறோம் வேறு சிந்தனை நமக்கு இல்லை எல்லா சிந்தனைக்கும் அடிப்படையே திருக்குறள் தான் எல்லா சிந்தனைக்கும் அதாவது அது உள்ளே போயிட்டாலே திருக்குறள் உள்ளே போயிட்டாலே மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களும் நம்மகிட்ட வராது ஏன் வராது எல்லாரும் தான் திருக்குறள் புத்தகங்கள் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க எல்லாரும் தான் திருக்குறள் படிக்கிறாங்க ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது அந்த ஒரே ஒரு குரல் அதாவது அந்த திருக்குறள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பொருள் என்னன்னா கற்றதனால் ஆய பயனென்பொருள் ஓகே அதாவது திருக்குறளை எல்லாரும் படிக்கிறோம் ஆனாலும் அந்த திருக்குறளை படிக்கிறதுக்கான முதல் குரலே ஒரு பெரிய மகத்துவம் அந்த பெரிய மகத்துவத்தை வந்து நம்ம விலைக்கு படிக்க தொடங்கினோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு பத்து குரலுக்குள்ளேயே மொத்தமாக கடவுள் வாழ்த்துலேயே எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது உலக வாழ்க்கைக்கு அடிப்படையான எல்லா தத்துவங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் வேணான்றீங்க அது அது அப்புறம் அப்புறம் விளக்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் அது தேவை சரி திருக்குறளை தனியாக படித்து விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது இன்னும் ஆழமாக அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும் ஏற்படும் அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய முதல் பத்து குரட்களை சரிவர புரிய கூடிய அளவுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் தான் வந்து சரிங்க அதை சொல்லி தந்துட்டாங்கன்னா மற்றெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் சுலபமாக புரியும் சுலபமாக புரியும் எல்லா குரலும் அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு அது சுலபமாக புரியும் திருக்குறளை ஏன் உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து அதாவது உலகத்தில் வந்து எல்லாருக்கும் ஏதாவது தொழில் செய்வாங்க அந்த தொழில் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வசப்படும் எல்லா நன்மையும் கிடைக்கும் ஆனால் அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த தியாக உள்ளம் வராது வராது அதை படித்த பொழுது தான் அதில் தெரிஞ்ச அந்த ஐந்தாவது குரல் ரொம்ப முக்கியமான ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரல் இருள் சேர் ஆமாம் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அந்த குரல் அதே தான் அதே தான் அதே தான் அந்த அதுக்கு அர்த்தத்தை உங்கள் உங்களை உங்களால் மக்களுக்கு சொல்லிடுங்க உங்களோட புரிதல் அதுக்கு உண்டான அதாவது அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அறிவு இல்லாதவங்கன்னு உலகத்தில் யாருமே இல்லை ஆனால் அந்த அறிவை தூய்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இரண்டு அம்சங்களில் தான் இருக்குது அந்த இரண்டு அம்சங்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வாய் இந்த வாயில் ரெண்டு விதமான செயல் நடக்கும் ஒன்று பேசுவோம் இன்னொன்று உணவு எடுத்துக்கொள்வோம் இந்த உணவு உடலை கடைசி வரையில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான பொருளை தேடி சாப்பிட சொல்லும் அடுத்தது நம்மளுடைய உள்ளத்தில் எந்த விதமான மாசம் குற்றங்களும் இல்லாமல் நம்மளை துடைக்க சொல்கிற ஒரு சரியான வழிகாட்டியும் வாய் தான் இப்போ வாய்க்கு வந்து ரெண்டு பணி இருக்குது இதை நல்லா புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் உடலுக்கு நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடியது உணவு உணவு உணவு உயிருக்கு அப்பழுக்கற்ற ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியது மனம் உயிருக்கானது மனம்ன்றீங்க ஆமாம் மனம் தான் அடிப்படைன்றீங்க ஆமாம் ஆமாம் சரி அந்த மனத்தால் தான் எல்லா விஷயங்களையும் உயிரை மேன்மைப்படுத்த முடியும் அதாவது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு குரல் போதும் ஒரே குரல் போதும்ன்றீங்க மொத்த திருக்குறளோட சாராம்சம் இந்த ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறளே போதும் இந்த ஒரு திருக்குறள் புரிஞ்சா மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாயிருமா கண்டிப்பா எப்படி அவனுடைய பேச்சும் செயலும் தான் அவனுக்கு வேண்டியதை இந்த உலகம் வழங்கும் பேச்சும் செயலும் பேச்சும் செயலும் சரி அவன் பேசுறது அவன் செயல் இது ரெண்டும் இறைவனுடைய உண்மையை புரிஞ்சு பேசினான்னா அவனுடைய புகழ் குறையாது இறைவனோட உண்மைன்றது என்ன இறைவனுடைய உண்மை இறைவன்னா இறைவன் ஒருத்தர் இருக்காரா முதல்ல அதான் இப்போ அது அதை பற்றி நான் பேசுகிறோம் இறைவனை வந்து நேரடியாக காண முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் நாம் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அவர் தான் இறைவன் மனிதன் தான் இறைவன் மனிதன் மனிதன் தான் இறைவன் ஏன்னா அவனுடைய அம்சங்கள் அத்தனையும் அவன்கிட்ட இருக்குது இறை அம்சம் மனிதனிடம் இருக்கிறது இருக்கிறது இது இது அவன் புரிஞ்சு கொள்றதுக்கு வேண்டிய கையடக்க புத்தகம் தான் திருக்குறள் யூசர் மேனுவல்ன்றீங்க ஆமாம் மனிதனுடைய உடம்பை பற்றிய யூசர் மேனுவல் இஸ் கால்டு திருக்குறள்ன்றீங்க ஆமாம் வேற எதுவும் இல்லை திருக்குறள் தான் அவனை இறைத்தன்மை அடைய வைக்கலாம் வைக்கலாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அது ஒன்றே போடும் அவனை இறைத்தன்மை உடையவனா மாத்திடும் மாற்றிடும் அதுக்கு அந்த வலிமை இருக்கு உண்டு உண்டு உண்டு ஏன்னா திருக்குறளை படிக்க வேண்டிய அவசியத்தை தூண்டுறது தான் முக்கியம் முக்கியம் அந்த அவசியம் இந்த ஒரு குரலை படித்தாலே உனக்கு புரியும் இந்த ஒரு திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டாவே மற்ற திருக்குறள் எதுவும் அவசியம் இல்லைன்றீங்க ஆமாம் அதாவது இதை யார் சொல்றாரு நீங்க கேட்டுக்கணும் திருக்குறளை அலசி ஆராய்ச்சி செஞ்சு திருக்குறளை உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற விருப்பம் உள்ள ஒரு மாமனிதர் இங்க உலக திருக்குறள் பணிக்கலம் தானே ஆமாம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு திருக்குறள் போதும் மொத்த திருக்குறளுடைய சாராம்சம் இதில் அடங்கியிருக்கு இருக்கு அப்படிங்கிறார் அதுக்கு விளக்கம் கொடுங்கய்யா அதாவது மனம்தான் மனிதனுடைய அரசன் மனம்தான் மனிதனுடைய அரசன் அரசன் சரி மனிதனை வழிநடத்தக்கூடியது மனம்தான் சரி மனம் தூய்மை ஆயிட்டாலே சரி அப்புறம் அங்கேருந்து தீய அம்சங்கள் எதுவும் வெளிவராது ஓ சரி அவனை வந்து மனிதனை தூய்மைப்படுத்துறதுக்கு வேறு எந்த நூலும் தேவையில்லை தேவையில்லை இந்த திருக்குறள் ஒன்று போகிறோம் ஒன்று போகிறோம் அந்த இந்த ஒரு திருக்குறளே மற்ற குரட்பாக்களை எல்லாம் அவனை படிக்க தூண்டும் தூண்டும் தூண்டும் பொழுது அவனுக்கு இன்னும் புரியாத பல அம்சங்களை அவன் புரிந்து கொள்வான் புரிந்து கொள்வான்றீங்க இந்த இந்த புரிதல் ஒன்று தான் அவனுடைய வாழ்க்கையிலும் உலக மக்களுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தும் ஏன்னா ஆறறிவு உள்ளவன் மனிதன் மனிதன் இந்த மனிதனுக்கு முதல் குரலை படித்த உடனேயே அவனுக்கு தோணுது ஓரறிவு உயிர் ஓரறிவு உயிர் உயிர் சரி மரங்கள் இருக்கு சரி மரங்களை அவன் ஒவ்வொரு நாளும் பார்க்குறான் அது என்ன செய்யுதுங்கிறதையும் பார்க்குறான் வர்ற எந்த உயிரையும் பசியோடு அனுப்பாது மரங்கள் அனுப்பாது எந்த மனிதனையும் பசியோடு அனுப்பாது அப்படின்னா அதனுடைய பழங்கள் காய்கள் இலைகள் எத்தனை என்ன அவங்களுக்கு வேணுமோ அத்தனையும் கொடுத்து அவனை பசியை வைக்க சார் ஓரழிவு தான் அந்த மரத்துக்கு இருக்கு ஆனால் அது அவ்வளோ பெரிய கடமையை செய்யுது நமக்கு ஆகார அறிவு இருக்குது நாம் எப்படி நடந்து எப்படி செய்யணும் இதை நமக்கு தூண்டக்கூடிய ஒரு முன்னுதாரணம் வரும் எல்லா வகையிலையும் உங்களை உயிரோடு காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படுத்தது மரம் தான் அந்த மதங்களை மனிதன் வந்து மதித்து அதை போற்றி அதை அவன் வந்து தொடர்ந்து வளர்த்தான்னா அதனால் இந்த உலகம் எல்லா குறைபாடுகள்லேருந்து வளரும் அதாவது நீரை தருவதும் மழை காற்றை தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி தருவதும் மழை அப்போ எல்லா வகையிலையும் தாவரங்களை வந்து முதல்ல படைத்த பிறகு தான் மனிதனை படைத்தார் அப்போ மனிதன் உற்பத்தி ஆகிறதுக்கான எல்லா சூழலும் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தான் இருந்தது அதாவது சீதோஷம் அந்த நாட்டில் உள்ள வெப்பங்கள் வந்து முதல் மனிதனை படைக்கிறதுக்கு போதுமான ஆற்றலை பெற்றிருந்தது அந்த ஆற்றல் தான் இன்றைக்கி உலகமெங்கும் விரிவடைஞ்சிருக்கு அதுக்கான ரகசியம் உலக வரலாற்றை படித்தா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாம் உணவு தேடி உலகமெங்கும் பயணப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் தான் பயணப்பட்டாங்க அவங்க பயணப்பட்ட இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருக்காங்க அத்தனை பேரும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய நூல் திருக்குறள் இதை அவங்க அத்தனை பேர் உலக மக்களில் இனம் இல்லை மொழியில் எந்த வே பாகுபாடும் பார்க்க வேணாம் மனிதனாக பிறந்த அத்தனை பேர் அதை படித்து அவங்க தாய்மொழியில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் சிறப்புங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஏற்றுக்கலாம் நீங்கள் பேசும்போது நீங்கள் கண் கலங்கினதை என்னால் பார்க்க முடிஞ்சுது அதான் உணர்வு நிலையோட கனெக்ட் ஆகிருக்கீங்க இயற்கையோட இல்லாட்டினா அந்த ஒரு டச் வராது இப்போது ஒரு புத்தகம் அப்படின்னா அதை நான் படிக்கணும் அப்படின்னா மனிதனுடைய எதிர்பார்ப்பு அது எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் மனிதனுக்கு வந்து இருக்குது அதில் திருக்குறள் என்பது அழியா பொக்கிஷம் உயர்ந்த நிலை பொக்கிஷம் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ திருவள்ளுவர் இறைவனை முன்னிறுத்தி தான் இந்த புத்தகத்தை எழுதினாரா இறைவன் என்பவன் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இறைவனை கொடுத்தார் திருவள்ளுவருக்கு அவருடைய ஒழுக்கம் கருதி அவருடைய உயரிய நோக்கம் கருதி அவருக்கு கொடுத்தது தான் திருக்குறள் இப்போ இறைவனாலேயே இது எழுதப்பட்டதுன்ற அவருக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது அவர் தான் பரப்பியிருக்காரு அவர் தான் இத்தனை காலத்துக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு சரி சரி இப்போ நான் இந்த திருக்குறளை படிக்கிறேன் அப்படின்னா இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன இது மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுது இந்த ஒரு குரல் ஐ மீன் அந்த ஐந்தாவது குரல் எந்த வகையில் பயன்படுது எல்லா செல்வங்களையும் சரி அவங்க பெற முடியும் எல்லா செல்வங்களையும் பெற முடியும் செல்வங்களையும் இது நம்புற மாதிரி இல்லையே அதான் எந்த தொழிலை அவங்க செய்தாலும் அந்த தொழிலுக்கு முதன்மையானது உள்ள தூய்மை உள்ளத்தின் தூய்மை தூய்மை இல்லாமல் அப்போ வளர்ச்சி இருக்காதா தூய்மை இல்லைன்னா எவ்வளவு உயர்ந்தாலும் நிலைக்காது மாயை தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே விழுந்துருவாங்க சரி அந்த அந்த மாயையிலிருந்து அவங்க மாறணும்னா எல்லா உயிருக்கும் தன்னுடைய உயிரை போல இருக்கணும் ஜீவகாருண்யம் ஆமாம் எல்லா உயிரும் தன்னுடைய உயிருக்கு நிகரானது எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை சரி அந்த மனப்பான்மை அவங்கள்ட்ட வந்துட்டா சரி எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலை அவனை வேறுபடுத்தி பார்க்காம அதாவது மற்றவங்களை தன்னிலேருந்து வேறுபடுத்தி பார்க்காம தன்னுடைய உயிராகவே நினச்சி அவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்குவாங்க இதுதான் முக்கியம் உலகத்தில் அவன் வந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அடிப்படை தேவையை அவனுக்கு வேண்டிய அந்த ஒரு விஷயந்தான் எது மன தூய்மையும் தனக்கு முன்னால் இருக்கிறவங்க இறைவனுடைய படைப்பில் உண்மை இது ரெண்டு போதும் இந்த ரெண்டு புரிதல் போதும் நீ அவனுடைய வளர்ச்சி வந்துருமா தாராளமாக வரும் எல்லா மக்களும் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பான் மன தூய்மை உண்மையாக இருக்க வேண்டும் தனக்கு முன் நிற்பவன் இறைவன் தான் என்று உணர வேண்டும் உணர வேண்டும் ஏன்னா எல்லா பொருளையும் காணக்கூடிய அந்த அறிவு முதல் பொருளை படித்த உடனே அவனுக்கு வந்துடும் வந்துடுது ஏன்னா எல்லா பொருளும் இறைவனுடையது எல்லா பொருட்களுமே இறைவனுடைய இறைவனுடைய சரி இறைவனுடைய வளங்கள் தான் இந்த உயிர்களை காப்பாற்றுங்கிறதுக்கான நிதர்சன உண்மையை அந்த முதல் குரல் சொல்லுது அகர முதலில் எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றி முதற்றி உலகு அவனுடைய முதல் தான் அத்தனை சரி இதை வந்து அவங்க பின்பற்றக்கூடிய குரல் தான் இந்த சரி ஒரு குரலை நம்ம எடுத்துக்கிட்டாலே போகிறோம் போதுமானது அதை செய்யக்கூடிய பணி ஒருத்தரால் முடியாது முடியாது முடியாது அப்போ இதுக்கு வரக்கூடிய அந்த பணிக்கு இறங்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னையே இறைவனாக நினைக்கிறோம் ஆனால் இறைவன் நான் நினச்சா அந்த இடத்துல வந்து அகங்காரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுது தான் என்ற இப்போ நான் இப்போ நான் மனுஷன் நினச்சாவே இவ்வளோ திமிருத்தனம் வருது அப்போ நான் கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது அகங்காரம் இங்கே இதுக்கு என்னங்க பண்ணுறது அதாவது அந்த அகங்காரத்தை போக்குறது தான் இந்த நூல் இந்த நூல் வந்து மனிதன் மனத்தில் உள்ள அத்தனை மாசுகளையும் நீக்கிறது நீக்கிறது இதை படிக்க தொடங்கணும் அவ்வளவுதான் அவன் படிக்க தொடங்கினாலே அவனுக்கு அபரிமிதமான ஆற்றல் வந்துடும் அதாவது ஐயா அதாவது ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா தனக்கு எதிரே இருப்பவன் இறைவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறைவன் தான் ஐயா இல்லைன்னு சொல்ல ஆனால் எதிரே இருப்பவனும் இறைவன் தான் என்று உணரும்போது இறைவனுக்கு இறைவன் சப்போர்ட் தான் பண்ணுவானே தவிர இறைவனுக்கு இறைவன் ஹெல்ப் பண்ணுவானே தவிர இறைவனுக்கு இறைவன் தூக்கி விடணும்னு நினைப்பானே தவிர இன்னொருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கணும் ஏமாற்றணும் திருடணும் அப்படின்ற எண்ணம் வராது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சமநிலை வந்துடும் அப்படின்றதானே நீங்கள் மீன் பண்ணுறீங்க அதானே அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிரே இருக்கக்கூடியவன் இறைவன் தான் என்று ஏன் உணர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாருன்னா நம்மளுடைய வளர்ச்சி என்பதே சக மனிதர்களை வளர்த்து விடுவதில் தான் இருக்கிறது அப்படின்ற கூடிய உட்கருத்தை தான் ஐயா ஆழமாக வந்து வைக்கிறாரு அதே தான் இதனால தான் மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையில் தான் மகேசன் வந்து திருப்தி அடையிறான் மகிழ்ச்சி அடையிறான்றீங்க அப்போ இந்த கோயிலில் செய்யக்கூடிய பாலபிஷேகம் அது இது ஏகப்பட்டது வீணாக போகுதுங்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன எல்லாம் நினைவுபடுத்தத்தான் தோற்றி வச்சிருக்காங்க நினைவுபடுத்த தான் மற்றபடி நம்ம ஊத்துற பாலபிஷேகத்தையும் அபிஷேகம் சந்தம் இறைவன் சாப்பிட்றாரா அதெல்லாம் தேவையே கோவப்படுவாரா அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் உள்ளபடி மனிதர்களுக்கு போய் சேர வேண்டியது மனிதர்களுக்கு தான் சேரணும் மற்ற உயிர்களுக்கு போய் சேர வேண்டியது உயிர்களை கேர் பண்ணுறது தான் இறை வழிபாடுன்றீங்க கோயிலே அதுக்காக தான் இருக்குது எதுக்கு ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கறது இடம் தான் நம்ம கோயில் இறைவனுக்கு ஐ மீன் மனிதர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ உணவளிக்கக்கூடிய அந்த பணி தான் இறை வழிபாடுன்றீங்க வழிபாடு இதை நம்பலாமான்னு ஒரு சதவீதம் அதுக்காகத்தானே கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் ஆமாம் அதாவது ரெண்டு ரெண்டு மற்றவனுக்கு உணவு ஒன்று உணவு ஒன்று மெயின் உணர்வு ஒன்று ஆஹா உணவு ஒன்று உணர்வு ஒன்று உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு அந்த இறை உணர்வு இறை உணர்வுனா என்ன <laughs> அதுதான் இறை உணர்வுங்கிறா தன்னை ஆளக்கூடிய ஆற்றல் சரி கிடைக்கக்கூடியது இறைவன்கிட்ட சரி அந்த இறைவனை சரணடையும் போது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் சரணாகதி நீங்கள் சரணாகதி சரணாகதி தான் சரணடு இந்த உலகத்தில் வேற என்ன இருக்குது வாழ்க்கையே எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உலக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனம் ஒன்று தான் நமக்கு தேவை சரி அது இறைவனுக்கு சரணடையுது இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணுன்றீங்க ஆமாம் ஏன் நான் அடையணும் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அதான் தன்னுயிர் தான் தன்னுயிர் போல மற்ற உயிர்கள் தன் உயிர் எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவர்களும் அப்போ என்ன அவன் பேணணுமோ அதை தன்னை போலவே அந்த பிற உயிர்களையும் நேசிக்கணும் மதிக்கணும் ஆமாம் கவனிக்கணும்ன்றீங்க ஆமாம் அவனுக்கு துன்பமே வராது வர மாதிரி இருக்கே சில நேரத்தில் என்னதான் நான் சக உயிர்கள் அதெல்லாம் சோதனைகள் அது இல்லை அவன் செய்த தவறுக்கு உள்ள பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் அது கிடைக்க தான் செய்யும் ஆமாம் கண்டிப்பாக அவன் தவறு செய்தால் அதுலேருந்து தப்ப முடியாதுல்ல தப்ப முடியாது தப்ப முடியாது ரிப்பிள் எஃபெக்ட் வரும்ன்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்வினை எதுவும் எதிர்வினை உண்டு உண்டு உண்டு உண்டு உண்டு இல்லாதது எதையும் அவர் எழுத மாட்டார் அப்போ கர்ம வினையை பற்றிலாம் நீங்கள் இருக்கிற இருக்குன்னு சொல்கிறீங்க போலயே செயல் செய்தால் வினை வரும்ன்றீங்களே ஆமாம் அது எல்லாத்துக்கும் அதாவது அந்த எதிர்வினை இல்லாத செயல் ஒன்றுமே இல்லை உலகத்திலேயே எதுவும் இல்லை உலகத்திலே எதுவும் கிடையாது கிடையாது எல்லா செய்ய செயலுக்கும் எதிர்வினை உண்டு உண்டு உண்டு அது நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் அவன் செய்யக்கூடிய செயலுக்கேற்ப அது விளையும் இப்போ நான் இந்த வினைகள்லேருந்து சேர்த்து தெரியாமல் ஏதோ இப்போ நீங்கள் கிடச்சிட்டீங்க எனக்கு இப்போ உங்களால் பல பேர் வீடியோ பார்க்குறாங்க தப்பிச்சிருவாங்க சரி இது தெரியாமல் பல பேர் இருக்காங்களே தெரிஞ்சோ தெரியாமல் நிறையா செஞ்சுட்டாங்களே அப்போ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது அதுக்கு தான் உங்களுடைய உதவி தேவை என்னோட உதவியா எப்படி சொல்கிறீங்க இந்த திருக்குறள் புத்தகம் அவங்க வீட்டுக்கும் போய் சேர்றது மாதிரி அதை படிக்க செய்ய செய்கிறது மாதிரி ஒரு செயலை நீங்கள் தொடங்கணும் உலகமெங்கும் இது மாதிரி சேவைகள் செய்ய உங்களை போல் இன்னும் பலர் வேணும் சரிங்க என்னுடைய கேள்வி புரியுது உங்களோட ஆதங்கம் புரியுது கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம்ல வெளிப்படையாக பேசலாம் இப்போது இது திருக்குறள் புத்தகம் நான் ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆமாம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் இப்படி புக்கை பார்த்தாவே கிருகிருகிருன்னு சுற்றி விழுந்துடுறாங்க இத்தனை புக்கை படிக்கணுமா நான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க இந்த புக்கை படித்தாலும் புரிய மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணுறது இப்போ அவனும் இறைநிலை அடையணும்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது அதாவது இறைவன் வந்து இந்த திருக்குறளை நமக்கு வழங்கியது மட்டும் தரல சரி இதை படிக்க என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனையுமே செய்து கொடுத்துட்டார் செய்து கொடுத்துருக்கிறாரு சரி இணைய மொழியா இப்போ எல்லாம் படிக்கலாம் சரி இந்த திருக்குறளை டெலிஃபோன்லேயே நம்ம வந்து எல்லா மொழியும் அவர் அவரவருடைய தாய்மொழியில் படிக்கலாம் சரி அந்த மாதிரி வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காரு இறைவன் இறைவன் இறைவன் அதாவது இந்த புத்தகத்தை படித்து உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கும் போது அவன் அவன் வாழ்க்கையே மாறிடுதுன்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கான எல்லா வசதிகளையும் இறைவனையும் கொடுத்துருக்கான் அப்போ இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மெயினான போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் படித்தாங்கன்னா போரே வராதுங்களையா நீங்கள் சொல்கிறத அதை படிக்காதனால தான் அவங்க அந்த நாட்டுக்கு முதன்முறையாக வர்றாங்க படிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்றீங்க ஆமாம் அவங்க என்ன கருதி அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறாங்களோ அந்த பொறுப்பு வந்து ஏமாத்துறத தான் இருக்கு ஏமாத்துறதுல தான் இருக்கு இருக்கு இருக்கு ஆமாம் அப்படி ஏமாற்றக்கூடிய அந்த தடத்துல இருந்து அவங்கள மாத்துறதுக்கு திருக்குறள் ஒன்று தான் வழி நிச்சயம் மாத்திருமா உலக தலைவர்களை இதை இதை உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதான் இவனை தாய்மொழி பள்ளிகள்லேருந்து திருக்குறளை படிச்சுட்டாங்கன்னா அவனுடைய மனம் மாறாது அடிப்படையே இதை அதாவது இப்போ பாட புத்தகங்கள்ல இருக்குது பட் உணர்ந்து யாரும் படிக்கிற படிக்கிறது இந்த திருக்குறள் முழுமையாக படிக்கிற அந்த ஒரு தன்மை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலேயே தொடங்கணும் அவங்க முதல் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் படிக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை அரசாங்கம் எடுத்து செய்யும் இப்போ பிரச்சனை எங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னுடைய புரிதலுக்கு சொல்கிறேன் தவறாக இருந்தால் நீ திருத்துங்க சொல்லுங்கள் புத்தகம் சிறப்பாக இருக்குது திருக்குறள் அதில் மாற்று கருத்து இல்லை சரி அதை வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த கல்விப்படி தான் வந்து மாணவர்கள் வளர்ந்து வர போகிறாங்க ஆமாம் அப்போ மாணவர்களும் தயார் நிலையில் தான் இருக்காங்க ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் களிமண் தான் அந்த களிமண்ணை எப்படி நம்ம பிடிக்கிறோமோ அப்படி அந்த உருவம் வந்துடும் சரி அவங்களுக்குள்ளேயே அந்த மனம் இருக்குது இறை இருக்குது எல்லாம் கரெக்டாக ஸோ புக் இருக்குது திருக்குறள் புக் இருக்குது படிக்கிறதுக்கு மாணவர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்போ சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் சரியா இல்லைன்னு எனக்கு தோணுது அது உண்மையா அது சரியில்லை ஏன்னா அரசு சட்டம் இயற்றிய பிறகு சரி அதெல்லாம் வந்து அவங்க கையில் இல்லை நேரடியாக அதை படிக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் மூலமாக எல்லாம் வந்து சேர்ந்துடும் சரி அப்போ அவங்களுக்கு வேண்டியது அரசாங்கத்தை நடத்தக்கூடியவங்க திருக்குறள் படிச்சிருக்கோம் ஸோ அதிகாரம் கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்து செயல்படும் போது ஆசிரியர்களையும் வளமானவர்களாக மாற்றி விடுவார்கள் ஏன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தானே இவங்க கேட்கணும் அதே தான் அதே தான் அதாவதுங்கய்யா இப்போ அந்த எனக்கு புரியுது அப்போ ஆசிரியர்கள் என்னதான் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட ஆசிரியர்களே சரியான விஷயத்தை போதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணுன்றீங்க நீங்கள் அரசாங்கம் அந்த ஒரு இடத்த அவங்க சப்போர்ட் பண்ண போகிறோம் அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆசிரியர் பயிற்சி பயிற்சி கல்லூரி அந்த பயிற்சி கல்லூரியில் திருக்குறள் புத்தகத்தை பாட புத்தகமாக வைக்கணும் பாட புத்தகமாவே வந்துடணும்ன்றீங்க திருக்குறள் வந்துடணும் அப்படி வந்துட்டா அவங்க அந்த அடிப்படையை சொல்லி கொடுத்துருவாங்க அடிப்படையை சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பிள்ளைகள் படிச்சுக்குவாங்க ஏன்னா என்ன இருந்தால் அறிவு தூய்மையாக இருக்கணும் அந்த இடத்த அவங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க அந்த வலிமை திருக்குறளுக்கு உண்டு உண்டு உண்டு உண்டு உண்டு இப்போ இந்த புத்தகம் இலவசமாக கொடுத்தது இலவசமாக கொடுத்தது இலவசம் இந்த நாட்டில் உள்ள அந்த இருநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பள்ளிகளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது சரிங்க அது மேலே எழுதியிருக்காங்க இல்லை ஆமாம் மாணவர் பதிப்புன்னு போட்டிருக்கு ஸ்டூடெண்ட் எடிஷன் ஆமாம் அவங்களுக்கு விலையில்லா அப்போ அந்த முயற்சியை நம்ம எடுக்கும் பொழுது எங்களுக்கு அரசாங்கமே உதவி செஞ்சு ஒரு லட்சம் வண்டி அவங்க கொடுத்தான் சரி அரசாங்கமே கொடுத்தாங்க முதலமைச்சரே கொடுத்தாரு முதலமைச்சரில் பிரதமரை கொடுத்தார் பிரதமரை கொடுத்தார் பிரதமரை கொடுத்தார் சரி நஜீப் அப்போ இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு எந்த தடையும் வராது திருக்குறளை கையில் எடுத்து அதுக்காக பாடுபடக்கூடியவங்க எந்த எந்த தடுமாற்றம் வந்தாலும் அவங்களுக்கு அரசே உதவி செய்யும் இப்போ மகிழ்ச்சிங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா திருக்குறளில் ஏகப்பட்ட குரட்பாக்கள் வந்து இருக்குது ஆமாம் இறைவன் அப்படின்றதவே பல பேர் வந்து நம்பாமல் வந்து இருக்காங்க இருக்காங்க ஆமாம் அப்படி இருக்கிறப்ப இவரே வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன்னா இறைவனை தான் மீட் பண்றாரு மீன் பண்றாரு அவரு முதற்றே உலகு அப்படின்னு இவர் இறைவனை வச்சுதான் உலக பொதுமுறைன்னு உலக மக்கள் உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரித்த ஒரு நூல் தான் உலக பொதுமுறைன்ற அர்த்தம் அப்ப திருவள்ளுவரே இறைவனை தான் முன்னிறுத்தி எல்லா குரல் குரட்பாக்களையும் வந்து எழுதுறாரு அப்படி இருக்கிறப்போ இறைவனே இல்லைன்னு சொல்றாங்கல்ல இவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன அறியாமை தான் வேற ஒன்று அறியாமை அறியாமை அப்போ கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காருங்கிறது அறிவு தானே அவங்ககிட்டயே இருக்க அறிவு தான் கடவுள் இறைன்றீங்க ஆமாம் பேரறிவான அந்த ஞானம் தான் இறைன்றீங்க ஆமாம் ஆமாம் அதை சொல்லும்போதே அவரே சொல்கிறாரு அதாவது கடவுளுங்கிறத இறைவன் தாங்கிறத ரெண்டாவது குரல்லே சொல்கிறார் முதல் குரலை படிச்சுட்டோம் இப்போ ரெண்டாவது குரலை நம்ம படிக்கிறோம் அதை படிக்கும்போது நமக்கு வழங்குறது ஒரு உண்மை தான் ஒரு உண்மை தான் ஒரு உண்மை தான் எல்லாமே கடவுளுடைய படைப்பு அப்போ எல்லார் மொழியிலையும் கடவுள் இருக்கான் எல்லாருடைய பேச்சிலையும் கடவுள் இருக்கான் எழுத்துலேயும் கடவுள் ஆமாம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போகிறோம் அவங்க வயதில் தவறான சொற்கள் வராது என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே இறைவன் இருக்காருன்றப்ப அந்த இடத்துல வந்து கவனிக்கக்கூடிய திறன் வளர்ந்துருதுன்றீங்க கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய திறன் வளரும் போது அந்த இடத்துல தவறு பண்ண மாட்டேன் ஏன்னா பயம் வருதுல இறைவன் மேலே அந்த பயம் அவனை வழி நடத்தும்ன்றீங்க கண்டிப்பாக நம்மளை யாருமே பார்க்கல ஏதோ பண்ணுறோம் ஏதோ போகிறோன்றதுனால தான் இவ்வளோ கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது தன்னஞ்சரிய பொய்யல்ல பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் முதல் குரலை படிச்சுட்டான் அதுக்கப்புறம் அவன் படிக்கக்கூடிய அத்தனை குரலுக்கும் அவன் வந்து தப் தவறுகள் ஏற்படாமல் பொறுத்துக்குவான் ஓகே ஓகே முதல் குரலை அதான் சொன்னேன் அவன் பள்ளியை விட்டு வெளியில் வந்து மரத்தை பார்க்கலாம் அந்த மரத்தில் எத்தனையோ உயிர்கள் வந்து படந்துருந்தது அப்போ அதை பார்க்கும் பொழுது நம்மளை அதாவது உயிர்களை நேசிக்கிறதுக்காக இறைவனுடைய ஏற்பாடு என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறது முதல் அறிவு முதல் அறிவு அவன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அவனுக்கு முதல் குரலை சொல்லித்தர்றாங்க இந்த முதல் குரலை படிச்சிட்ட பிறகு அவன் பள்ளிக்கு வெளியில் வந்து பார்க்கும் பொழுது மரங்கள் தான் இந்த உலக மக்களுக்கு வரம் இது எல்லா வகையிலையும் அதைத்தான் உதாரணம் இயற்கைன்றீங்க இயற்கை ஆமாம் மருந்தா அதுவே வருது உணவா அதுவே வருது அப்போ அவனுக்கு தேவையான காற்றை கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனாகவும் அதான் வருது ஆமாம் அதான் அதான் சொல்கிறேன் அது எல்லாமே அதுதான் அதுதான் அப்போ மரங்கள் அப்படிங்கிறத வேறு உயிராக கருத வேணும் மனித உயிர் தான் அது அந்த மாதிரி அதுக்கு எல்லா அறிவும் ஊட்டப்பட்டு தான் அது விளையுது இப்போ இந்த மாதிரி உண்மைகளை முதல் குரல்ல தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறப்ப அவனுக்கு வேற தடையே இல்லை படிச்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறது இல்லைன்றீங்க ஆசிரியர்கள் புதிய வைக்கணும் அந்த வயதில் ஆசிரியர்கள் இது மாதிரி புதிய வைக்கணும் உணர்வு நிலையோடு போய் கலக்கிற அளவுக்கு அதை ஆழமாக அழுத்தமாக புரிய வைக்கணும் புரிய வைக்கணும் அது ஆசிரியர்கள் சொல்லிட்டு தான் ஆசிரியர்கள் அதுக்காக பல கதைகள் சொல்லலாம் பல விதமான கருத்துக்களை சொல்லலாம் இதை சொல்லி அவங்கள அதில் பழக்கிட்டாங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க அது அப்புறம் மாறாது சரிங்க இப்போ ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் எல்லாமே இறைதான் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஆமாம் அவன் வாழ்க்கை எப்படி மாறுது நல்லதாக நல்லபடியாக எப்படி மாறுதுன்றீங்க அவன் தொடங்கக்கூடிய அந்த தொழில் முழு முயற்சியோடு நடக்கும் முழு முயற்சியோடு நடக்கும் அந்த முயற்சி அவன்கிட்ட தொடர்ந்தால் குறை எதுவும் இல்லை பயம் வராதுன்றீங்க இறைவன் கூட இருக்கிறாரு இறைவன் தான் வழி நடத்துறாருன்னா அந்த பதட்டம் படபடப்பு வராது வராது ஏன்னா இறைவனே கூட இருக்கிறாருன்றப்ப எப்படி பயம் இருக்கும் கோடி கணக்கில் அதை சிந்திக்கலாம் கோடி கணக்கில் சிந்திக்கலாம் அந்த ஒரு குரலை அதாவது கற்றதனால் ஆய பயன் என்பது வாளறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனுடைய அந்த அந்த உண்மையை அவங்க புரிஞ்சிக்கும் பொழுது அவங்க இறைவனாகவே மாறிடுவாங்க அவங்களே இறைவனாக மாறிடுவாங்க இறைவனாக மாறுறதுன்னா எப்படி மாறுறாங்க எப்படியாவது எல்லா உடல் மாறுமா இல்லை இல்லை தோற்றம் மாறுமா செயல் மாறும் ஆஹா செயல் மாறும் ஏன்னா இது ரெண்டு தான் இருக்கு சொல்லும் செயலும் தான் ஒரு மனிதனுடைய மூலதனம் செயல் எப்படி மாறும் எந்த உயிருக்கும் தீமையற்ற ஒரு செயல் எண்ணம் தோன்றும் ஆமாம் அந்த எண்ணம் எப்படி தோன்றுறது இறைவனை நம்புறதுனால தோன்றுறது அது இறைவன் இயற்கையிலேயே இறைவனாக தன்னை படைச்சிருக்கான் தன்னை படைச்சிருக்கான் அதான் உள்ளுக்குள்ளே ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நான் இப்போ இறைவன் நம்ப நம்ப நம்ப நம்ப என் பாடியில் ஏதாவது நடக்குதா உள்ளுக்குள்ளே ஏதாவது மாற்றம் நிகழுதா டிஎன்ஏ இருக்கு இப்போவே இருக்கு இருக்குன்றீங்க உள்ளுக்கு அது தெரியாத காரணத்தால தான் உலகத்தில் எல்லா விதமான குறைகளும் நடக்குது அது தெரிஞ்சிட்டா அவன் செய்ய மாட்டான் அதாவது மனம் தூய்மை ஆயிட்ட பிறகு அங்கே எந்த விதமான தவறும் அவனாலையும் அவன் கண் முன்னால் மற்றவங்களாலையும் நடைபெற விட மாட்டான் ஏற்றுக்க முடியாதுன்னு முடியாது ஏன்னா அது இறைன்னு அவனுக்கு தெரியுது ஆமாம் இப்போ இந்த இந்த இறை உண்மையை எவ்வளவு தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் ப்ராக்டிஸில் அவன் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்தாங்க முயற்சி பண்ணணும் பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அதுதான் அந்த ரெண்டாவது குரலில் வரக்கூடிய கற்றதனால் ஆய பயன் குரல் வாழறிவன் நற்றால் தொழாரேனே அப்படின்னா அதாவது முயற்சி வந்து ரொம்ப முக்கியம் சரி இந்த முயற்சி இன்மையினால தான் மக்கள் வழிபடுறாங்க அந்த முயற்சியை அவங்க தொடர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாரும் ஆனால் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜெயிக்க முடியலையே இல்லை அதில் நேர்மை இல்லை அல்லது உண்மை இல்லை ஓ அதுல உண்மை இல்லைன்றீங்க ஆமா உண்மை சும்மா ஏதோ பண்றோம்னு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி கோயிலுக்கு போறான் அவனும் சாமி கும்பிட்றான் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேன்ற காரணம் என்ன முயற்சி பண்றான் கோயிலுக்கு போறான் எல்லாம் பண்றான் ஆனா ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதான் அதான் அந்த நம்பிக்கையை அவன் வந்து உள்ள தூய்மை இல்லை அவன்கிட்ட ஆமா உள்ள தூய்மைக்கு நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை எந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை ஓகே இதே நம்பிக்கை தான் முக்கியம் அதாவது நடக்கிறது எதுவும் தானாக நடக்கலை இறைவனுடைய தூண்டுதல் தான் நடக்குது அவர் தான் இயக்குறாருன்றீங்க ஆமாம் எல்லாமே அப்போ அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்றது உண்மைதான் அதே உண்மைதானா அது ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரா ஆமாம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சொந்த முயற்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய உயிர் கூட நம்மளோட முயற்சியில் தான் நடக்குது சரி அந்த உயிருக்கு இறுதி முடிவு வரும்போதும் நம்மளுடைய மனம் தளர்ச்சி விட்டு அந்த வடிகாலை அதுவே வகுத்துக்குது சரி இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க போகிறது இல்லை அப்படி முடிவுக்கு வந்துடுது ஆமாம் அவன் அந்த மனோநிலை அடைகிற வரையில் அவன் வாழலாம் அப்போ நான் இவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஏன் வளர்ச்சி வர்றதில்லை அப்படின்னா அவனுக்குள்ள வந்து எண்ணங்கள் சரி கிடையாது சரி கிடையாது உள்ளத்தில் தூய்மை இல்லை இல்லை அப்ப அதுல இருந்து ஒரு பத்து பேர் தப்பிச்சு போறான் அப்படின்னா அவன் கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டான்னு அர்த்தம் கடவுளையும் புடிச்சுட்டா அவனோட உள்ளமும் தூய்மையா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க ஏன் உள்ளமும் தூய்மையா தாங்க இருக்குன்னு வாயிலேயே நம்ம பேசணும்னா நடக்காது அது இறைவனுக்கு தெரிஞ்சிருதுன்றீங்க அது கண்டிப்பாக அதான் நம்ம எந்த வகையில் என்னை பார்த்தாலும் நம்மளை நாமே ஏற்றி ஏமாற்றிக்க கூடாது தன்னெஞ்சறிய இப்போ நீங்கள் சொன்ன பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும் பொய் இல்லாமல் நம்மளை நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்ம பேசுற மாதிரியே உள்ளுக்குள்ளே இருக்கோமா இல்லை உள்ளே பொய் பேசுகிறோமான்னு கவனிக்கணுன்றீங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதான் தன்முனைப்புங்கிறது தன்முனைப்புன்னு அன்னம் கொடுக்கறத பத்தி பசித்த உயிர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லைங்க அது ஏன் அவ்வளோ உயர்ந்த விஷயமா வந்து உலக மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சித்தர்கள் அதை பெருசாக சொல்கிறாங்க சித்தாதி சித்தனானே திரு திருவள்ளுவருமே வந்து அன்னம் கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கேன் ஏன் அன்னம் ஏன் அவ்வளோ சிறந்தது உங்களுடைய கருத்துப்படி அதாவது மனித உயிர் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் சிற்றுயிர் கூட அதுகளுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய கடமையை மனிதனுக்கு வச்சிருக்காரு மனிதனுக்கு உண்டு உண்டு எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கணும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும் அதாவது இதெல்லாம் பண்டைய தமிழர்கள்ட்ட அன்றாட வாழ்க்கையில் இருக்கு இருந்திருக்கு இருந்திருக்கு சரி அரிசியை தூளாக்கி தான் கோலம் பண்ணுவாங்க எறும்புக்கு கூட சாப்பாடு சாப்பாடு இது உணர வச்சுட்டாலே போறோம் தமிழர்கள் மாறிடுவாங்க மற்ற சக உயிர்களுக்கு சக மனிதனுக்கு இல்லை சக மனிதனுக்கும் கடந்து சக உயிர்களுக்கும் உணவளிக்க வேண்டும் அழிக்கணுமா ஆமாம் ஆமாம் ஏன் அழிக்கணும் அதுக்கு வேற விவசாயம் தெரியாது சரி அதுக்கு விவசாயம் தெரியாது சரி அப்போ அதை உற்பத்தி பண்ணிக்க முடியாது சரி அப்போ அந்த அறிவு நமக்கு தான் இருக்கு நமக்கு தான் இருக்குது ஆமாம் அப்ப நாம் தான் அதுக்கு உணவளிக்கும் இப்படி உணவளிக்க உணவளிக்க நம்ம இறைவனோட அருளாசிகள் நமக்கு கிடைக்குமா இன்னொரு உயிர்களை தன் உயிர் போல கதி உணவளிக்கும் போது எல்லாமே அதான் அவனுக்கு இறைவனே எல்லாத்தையும் கொடுத்தான் ஓ இந்த செல்வங்களை இறைவனே கொடுப்பான் சாப்பாடு கொடுக்கும்போது ஆமாம் அது உண்மைதானா அது அதாவது பொய் எதையும் நம்ம திருக்குறளில் காண முடியாது முடியாது ஒரு சொல் கூட பொய் இல்லை இல்லை எல்லாம் ஒன்று ஏன்னா இறைவனே கொடுக்க கொடுத்ததுன்றதுனால ஆமாம் அதை எந்த வகையிலையும் நம்ம வந்து ஏமாற்றம் அடைய முடியாத அளவுக்கு இந்த பூமியே இருக்கு உணவளிக்கிறதுங்கிறது மாமழையனுடைய அருட்கொடை அருட்கொடை அப்போ மழை வந்து பெய்யலைன்னா இந்த உலகமே பஞ்சப்படும் முடிஞ்சு பஞ்சப்படும் அப்போ அந்த மழை இல்லாமல் தவிர்த்துக்கக்கூடிய அந்த அறிவை கூட மரங்களை வளர்க்கறது மூலமாக தான் நமக்கு தர்றாரு அப்போ இந்த மரத்தினுடைய தேவைகள் என்னங்கிறத திருக்குறளை படித்து தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே முதல் குரலை படிக்கும் பொழுது முழுமையாக திருக்குறளை தெரிஞ்சவங்களுக்கு முடிவு தெரியும் முதல் குரலை படிச்சிட்டாலே ஏன்னா எல்லாமே இறைவன் இறைவனுக்கு அன்னியப்பட்ட பொருளாக எதுவும் இல்லை எதுவும் கிடையாது அனைத்தும் அதுதான் அதுதான் ஏன்னா இறைவனை நாம் அடையாளம் காண முடியாதுங்கிறதுனால அறிவுடைய பெரியோர்கள்லாம் நாம் காணும் காட்சி பூரா இறைவனுடைய காட்சி நாம் காட்சியாக காணும் பொழுது எதை பார்த்தாலும் அது இறைவனாகவே தோணும் அந்த இறைவன் உள் உள்ளதாக இறைவனை உடையதாக கருதப்படக்கூடிய எல்லா இடங்களையும் மனிதன் தன்னுடைய மனத்தால் வளர்க்கணும் அதாவது விவசாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி மழை அவசியமோ அது மாதிரி உணவு உண்ணக்கூடிய உயிர்கள் அத்தனைக்கும் மழையின் அவசியம் இருக்கு இதை உணர்ந்தாலே நீரின்றி அமையாது அமையாது உணவு அப்போ எல்லா தேவைகளும் மழையினால தான் வளருது அப்போ இந்த மழை வளரக்கூடிய வாய்ப்புகளை மனிதன் தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும்னா மரங்கள் இருக்கணும் சுயநலம் இல்லாது அதாவது இயற்கையின் அருக்கொடைகளான இயற்கை வளத்தை பேணி பாதுகாக்கணும்னு சொல்லுவோம் அதே தான் அதே தான் அதுதான் நம்மளுடைய கடமை அதுதான் அதுதான் இப்படியே வரப்போகிற அரசியல்வாதிகள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க ஆனால் பெரும்பாலானவர் அரசியல் வியாதிகளாக தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளாக இல்லை அப்போ வந்து ம இந்த மாதிரி வந்து கனிம வளம் மலை காடுகள் இதெல்லாம் இப்படியே அழிச்சுக்கிட்டு வந்தால் எதிர்கால சந்ததியினர் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போயிருமைங்க அப்போது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அவங்களோட அவசியம் என்ன அவங்களுக்கும் திருக்குறள் தான் இறுதியாக அவங்க திருக்குறளை சரிவர படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மாணவ பருவத்தில் இருந்து திருக்குறளை அவங்களுக்கு கற்பிக்கணும் கற்பிக்கணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து செய்யணும் அதுக்காக நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் உங்களை போன்ற இளைஞர்கள் அந்த பணியில் ஈடுபடும் தைரியமா வரணும்ன்றீங்க களத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா களத்துக்கு வரணும் எதுவும் செயல் இல்லாமல் நடக்காது நடக்காது செயல் இல்லாமல் எதுவுமே நடக்காது நடக்காது செயல் கண்டிப்பா வேணும் பட் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது போராட்டம் அதிகமாக இருக்குது நிறைய ப்ரெஷர்ஸ் வருது நிறைய சுமைகள் வருது ஆரம்பத்தில் தான் அப்புறம் எல்லாம் தெளிவடையும் தெளிவடையுன்றீங்க இறைவன் துணை நிற்பாருன்றீங்க ஆமாம் ஆமாம் அது எந்த வகையிலையும் கைவிட மாட்டார் இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அந்த பணியை செய்கிறவங்களை எல்லா வகையிலையும் கை தூக்கி விடுவார் இறைவனுக்கு நிகராக இறைவனை தான் சொல்லுவார் இறைவனுக்கு நிகராக இறைவன் தான் சொல்கிறீங்க இறைவன் தான் சரிங்க வேற யாரையும் இல்லை நம்ம குறிப்பிட முடியாது ஆக இதையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம பெரியோர்கள் திருக்குறளை பெரிய அளவுக்கு நம்புகிறாங்க இப்போது எனக்கு இதில் இன்னொரு ஒரு சந்தேகம் என்னென்னாங்க சொல்லுங்கள் இப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில் திருக்குறள் என்பது ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் படிக்காமையே ஞான நிலை வந்து அடைஞ்சிருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளின் அவசியம் தெரிந்து அந்த ஞான நிலையை வந்து அடைகிறாங்க ஞானம் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன ஞானம் ஏன் ஒரு மனுஷனுக்கு அவசியம் ஞானம்னா என்ன உங்களுக்கு என்ன ஞானம்னா என்னன்னு தோணுது ஞானங்கிறது இறைவன் மக்களுக்கு கொடுத்த அறிவு தான் இறைவன் மக்களுக்கு கொடுத்த அறிவு அது இயற்கையாகவும் உண்டு செயற்கையாகவும் செயற்கையாகவும் வர வச்சுக்கலான்றீங்க வர வச்சுக்கலாம் அதுதான் அதுதான் திருக்குறள் தான் திருக்குறள் தான் இது மூலமாக இயற்கையிலேயே சிலருக்கு திருக்குறள் தேவையில்லை தேவையில்லை இயல்பாகவே அவங்க வந்துடுது வந்துடுவாங்க அப்படி வராதவங்களுக்கு திருக்குறள் கண்டிப்பாக ஞானம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இறைவனின் புகழை பாடுவது தான் ஞானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதைத்தான் வள்ளுவரே சொல்லி அது சரியா அதான் அது அது சரிங்கிறது தான் ஐந்தாவது குரலில் அந்த கருத்தை வச்சிருக்காரு இப்போ இறைவனின் புகழை பாடுவது தான் நம்ம வேலை ஒரே வேலைன்றீங்க ஆமாம் ஒரே வேலைன்னா உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளத்தில் அது இருக்கணும் இருக்கணும் அப்போ தான் செயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையாகும் இப்போ இறைவன் புகழை பாடி பாடி மனதார நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அகங்காரம் வராது அகங்காரமின்றி செய்யக்கூடிய செயல்களில் உள்ள தூய்மையும் அந்த மன தூய்மையும் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த தூய்மையோட ஒரு செயல் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடலும் தெளிவு பெற்று உள்ளமும் தெளிவு பெற்று செயலும் தெளிவு பெற்று அதில் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படி எடுத்துக்கலாங்களா பயன் ஆமாம் பயன் கிடையாது சரி எல்லா வகையிலையும் இயற்கையே வந்து இறைவனாக இருக்குது சரி இயற்கையே இறைவனாக இருக்கிறனால நாம் சொல்லக்கூடிய சொல் நாம் செய்யக்கூடிய செயல் இரண்டுமே இறைவன் தாங்கிறத நம்மளுக்கு உணர்வு சரிங்க இப்போ இன்னொரு கேள்வி த தர்மம் செய்வதை உணவு அளிக்கக்கூடியதை பற்றி நம்ம சொன்னோம் தானம் தானம்னா நம்ம அறிவு தானம் பண்ணலாம் பொருள் தானம் பண்ணலாம் பணம் தானம் பண்ணலாம் தானம் நம்ம ஒரு சுயநலம் கருதாமல் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய தானங்கள் இறைவனின் அருளை பெறுமா தானத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதுதான் இப்போ ஆசிரியர் தான் அதுக்கு முதன்மையானவர் முதன்மையானவர் ஆசிரியர்கள் வந்து சாதாரண மக்களுக்கும் உணவு கிடைக்கக்கூடிய அந்த வழிமுறையை பயிற்றுவிப்பாங்க உணவு ஒரு பக்கங்க பொதுவான தானம் கே கேட்குறேன் வேற அறிவு தானம் மற்ற தானம் அந்த மாதிரியான தானங்கள் சொல்கிறேன் தானம்னு சொல்லும் பொழுது அதில் எல்லா நன்மையும் வந்துடுது ஓ தானம்னாவே நன்மை தான் ஆமாம் தானம்னாலே எல்லாம் அது நன்மைக்குள்ளே தான் வரும் சரி அந்த சப்ஜெக்டில் தான் அது இருக்குது மறுபிறவியை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க மறுபிறவி நடந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தான் அதை இப்பிறவின்னு நினைக்கிறோம் மறுபிறவி தான் இது சரி முதல் பிறவி முதல் உலகம் தோன்றிய முதல் நாளில் நடைபெற்றது இதெல்லாம் மறுபிறவி மறுபிறவின்றது அப்போ உண்மைதான் உண்மைதான் உண்மைதான் உண்மைதான் உண்மைதான் அதை நம்பலாம் அந்த அந்த மனம் என்பது அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கிறது அது அதனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக உடலை எடுத்து நிறைவேற்றுதுன்றீங்க வந்துகிட்டு இருக்குது அதாவது இறைவனுடைய ஆசை வந்து பேராசை எப்படி பேராசைனா உலகம் இருக்கிற வரையில் உயிர்கள் இருக்கணும் உலகம் இருக்கிற வரைக்கும் உயிர்கள் இருக்கணும் உயிர்கள் இருக்கணும் இந்த உயிர்கள் இருக்கிற வரைக்கும் இறைவனை மதிக்கணும் உயிர்கள் ஏன்னா அது ஆறறிவு உள்ள மனிதனுக்கு தான் தெரியும் மற்ற மிருகங்களுக்கு தெரியாது தெரியாது சிற்றறிவு உள்ளவங்களுக்கு அது தெரியாது தெரியாது அப்போ சிற்றறிவு உள்ளவங்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது அறிவு உள்ளவங்களுக்கு அப்போ தானம்ங்கிறது மனிதனுக்கு செய்தால் மட்டும் இல்லை ஓரறிவு ஈரறிவு ஐந்தறிவு எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் செய்யக்கூடிய அதுதான் தானம் பயன்கிறது செய்யறதில்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் செய்யணும் அந்த தன்மைக்கு வந்துட்டால் உலகம் நல்லா இருக்குன்றீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது உழைத்து உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு அது மேலும் உதவி செய்யும் சரி அதாவது அந்த அந்த உற்பத்திக்கு முயற்சி பண்ணக்கூடியவனுடைய முயற்சியை அவனுடைய முயற்சி தடுக்காது எந்த வகையிலையும் அவனை கொண்டு வந்து சேர்த்துடும் சிறப்பு சிறப்பு இப்போ ஆல்மோஸ்ட்டு நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க இந்த வாழ்க்கையில் இப்போ உங்களுடைய பயணம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கும் இந்த பயணத்தை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க வேறு ஏதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணுமா தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயினான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும்னா என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க உலக மக்களுக்கெல்லாம் இந்த திருக்குறளை அவரவர்கள் தாய்மொழியில் பிரிண்ட் பண்ணி இந்திய அரசு விற்கணும் ஓகே இந்திய அரசு விற்க முடியும் மத்திய அரசு விற்க முடியும் அப்போ அவரவர்கள் தாய்மொழியிலேயே திருக்குறள் மாற்றப்படணும் நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் அது பயந்துறாங்க உலக மக்கள் அத்தனை பேரும் படிக்கணும் அப்போ அந்த படிக்கிற அளவுக்கு திருக்குறளை மாற்றி தரக்கூடிய அரசு இந்திய அரசாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டு அரசாக இருக்கலாம் தமிழ்நாட்டு அரசு இந்திய அரசுகிட்ட சொல்லி தமிழ்மொழி வளர்ச்சி கழகம்னு ஒன்று இருக்குது கோடி கோடியாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மொழிக்கும் கொடுக்குறாங்க தமிழ்மொழிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா அது வேலையை செய்யலாம் சரி சரி ஏன்னா இந்த பணம் வந்து இலவசமாக போகலை விலைக்கு போகுது விலையாகி திருப்பி வரும் படம் வரக்கூடிய பணத்தை திருப்பி திருப்பி தயாரிக்கலாம் இப்போ உலகம் உள்ளளவும் திருக்குறளும் எல்லா மக்களுக்கும் பரவலாக கிடைக்கும் அவர்களுடைய தாய்மொழியில் கிடைக்கும் அந்த அறிவை அவங்களுக்கு உண்டாக்கணும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் ஆமாம் வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா வேற ஏதாவது இந்த ஒரு கோரிக்கை இருந்தாலே எல்லாமே நிறைவாயிடுமே உலக திருக்குறள் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது உலகமே இருக்குது பல்கலைக்கழகங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க சரி எல்லா பல்கலைக்கழகங்களையும் திருக்குறள் முக்கியமான ஒரு நூலுங்கிறாங்க எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இப்போ அறிவிச்சிட்டாங்க இதை மேம்படுத்தக்கூடியது இந்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது இந்திய அரசை நம்ம வலியுறுத்தணும் ஞானம் பெறுவதற்கு ஐந்தாவது ஒரு திருக்குறள் போதும்ன்றீங்க போரும் போரும் இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன் தான் அனைத்திற்கும் காரண கருத்தா இறையாற்றலை நமக்குள் உணர இறைவனை எல்லாத்துக்கும் இழுக்கணும்ன்றீங்க இறைவன் தான் செய்கிறாரு இறைவன் தான் பண்ணுறாருன்ற மனதில் இருக்கிறது தான் வாயில் வரும் ஆமாம் மனதில் எது இருக்கோ அதுதான் நம்ம வாயில் வரும் அது மனதில் அந்த இறைப்பண்பு இருந்தாலே வந்துடும் வந்துடும் தன்னை இறைவனை அவன் நினச்சிட்டாலே போடும் வந்துடும் சரி எனக்கு ஏதாவது பர்சனலாக அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னங்க கொடுப்பீங்க இந்த பணியை முழுக்க முழுக்க எடுத்து செய்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது இருக்குன்றீங்களா இருக்குது எப்படி சொல்கிறீங்க அதாவது மனத்துக்கண் மாசிலன் ஆகல் அனைத்து அரண் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற இந்த ஒரு உண்மை எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் ஆனால் அதை நினைவுபடுத்தக்கூடிய தூண்டுதல் நீங்கள் தான் செய்யணும் சரிங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ செய்யணும்னு சொல்லி அதே தான் இது நான் மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை இறைவனே உங்களை ஆசீர்வதிப்பார் சரிங்க இறைவனையும் உங்களை ஆசீர்வதிப்பார் சரிங்க பெரும்படி இந்த பணியை செய்யக்கூடிய முயற்சியை யார் கையில் எடுத்தாலும் அவங்கள இறைவனை காப்பாங்க அவரே காப்பான் அவரே காப்பா அடிக்குது பாருங்க இவ்வளோ நேரம் சும்மா இருந்த பள்ளி இப்போ அடிக்குது பாருங்க சரி நம்ம நம்ம அந்த அந்த அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் இவ்வளோ நாள் இந்த ரிலே ஓட்டத்தில் இந்த குச்சியை எடுத்து நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க இப்ப அந்த குச்சி என்கிட்ட கொடுத்துட்டீங்க இப்போ நான் கொஞ்சம் தூரம் ஓட வேண்டியதாக இருக்குது என் காலம் முடிகிறப்ப நான் யார்கிட்டயாவது பொறுப்பை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ஆராய்ச்சி இந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் அதற்கு வந்து இந்த உடலால் என்ன முடியுமோ அதற்குண்டான முழு முயற்சியும் நிச்சயமாக எடுப்பேன் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை உங்களோட உழைப்பு எதுவும் வீணாக போகலை அதை பற்றி நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா உங்களுடைய மொத்த விஷயத்தையும் வந்து எனக்கு நீங்கள் கடத்திட்டீங்க நீங்கள் இத்தனை அதாவது இத்தனை ஆராய்ச்சியிலும் கடந்து இறைவன் புகழை உணர்ந்து செயல்படு மனம் தூய்மை பெறும் உள்ளம் தூய்மை பெறும் ஆன்மாவும் தெளிவு பெறும் இது கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லா யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் செல்ஃப் ஹீலிங் ஆகிடும் அப்படின்ற அற்புதமான ஒரு ரகசியத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அதைத்தான் மக்களுக்கும் ஜீவகாருண்யம் திருவருட்பா திருக்குறள் எல்லா உயிரிலும் தன்னுயிர் போல கருதுதல் தவத்தோ தவம் செய்தல் கருணையோடு இருத்தல் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இறைவனோட அருளால் தொடர்ந்து அதை வந்து நான் செய்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன் இன்று வந்து மலேசியாவில் அதுவும் வந்து ஜொஹர் பாருவில் இப்படி ஒரு அற்புதமான உயர்ந்த ஆன்மாவை வந்து சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஃபாலோவர்ஸுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லியும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து ரெகுலராக தொடர்ந்து நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதன்படி அவர்கள் வாழ்ந்தும் வருகிறார்கள் ஸோ அவர்களுக்காகவும் உங்களோட பிரார்த்தனையை வந்து வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ அருமையாக அவரது வாழ்க்கையோட பெரும் காலத்தை வந்து பெரும் விஷயத்தை வந்து மக்களுக்காக அர்ப்பணித்து திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி அதை கடந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து அற்புதமான இந்த இன்டர்வியூவில் வந்து எந்தவித ஒளிவு மறைவுமின்றி கூறிய ஐயாவிற்கு வந்து ரொம்ப நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பல பேர் வந்து தான் கற்ற விஷயம் தனக்குள்ளேயே இருக்கட்டும் இன்னொருத்தன் தெரிஞ்சால் வளர்ந்துருவான் அப்படின்ற <laughs> சுயநலத்தோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி இந்த உண்மை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய அந்த வேகத்தில் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது நேற்று வந்து பேசும்போது கூட ஐயா நார்மலாக எனக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தார் பட் இவர் வந்து அவருடைய பேச்சில் வந்து ஒரு வேகம் இருந்தது அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு ஆதங்கம் இருந்தது என்னென்னா என்னுடைய முகம் தெரியணுன்ற ஆதங்கம் இல்லை அவருக்கு அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா எங்கேயாவது இந்த உண்மை வந்து மக்களுக்கு போயிடாதா ஏன்னா மக்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் கவலையில் இருக்கான் துன்பத்தில் இருக்கிறான் துயரத்தில் இருக்கிறான் அத்தனைக்கும் சாவி அத்தனைக்கும் பதில் அவனுக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் அது அவனுக்கு தெரியலை இப்படி கஷ்டப்படுறானே சக உயிர் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அவர் அதான் இதான் ஒரு பொதுநலன் கருதுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அதுக்குண்டான மொத்த ரகசியமும் அதற்குண்டான மந்திர சாவி என்பது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இவ்வளோ நேரம் ஐயாவோட இன்டர்வியூ பார்த்தீங்க இப்போ இதுக்கு நான் என்ன எனக்கு தெரிந்த ஒரு விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க இதுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருக்காங்க அதாவது இருள் அப்படின்னா என்ன கஷ்டங்கள் கவலைகள் அப்படின்னக்கூடிய இருள் அது வந்து சேராது எப்போ வந்து சேராது இருவினையும் சேராதுங்கிறாரு நன்மை தீமை ரெண்டுமே வந்து சேராது ஏன்னா ஜீரோலேயே இருப்பான் நியூட்ரல் ஸ்டேட் இறைநிலை என்பது நியூட்ரல் ஸ்டேட் தான் சேராது எப்போ சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னா என்ன இறைவனின் பொருள் அறிந்து இறைவனின் பொருள் என்பது என்ன படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அவன்தான் படைக்கப்பட்ட பொருட்கள்னா என்ன கேமரா பேனா வீடு கல் மண் பஞ்சபூதமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும் ஓடக்கூடிய ஃபேனாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற பேட்டரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் ஆட்டம்ஸோட சேர்க்கைன்னா என்ன செல்களின் கூட்டிணைவு தான் செல்களின் கூட்டிணைவுனா என்ன proton electron neutron proton electron நியூட்ரானோட டீப் மூலக்கூறு போனீங்கன்னா என்ன நிற்கும் ஃபோட்டான் பிஹெச்ஓ டிஓ என்எஸ் ஃபோட்டான்ஸ்னு வந்து சொல்கிறாங்க அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இதை என்ன என்னன்னு சொல்கிறாருன்னா ஜோதி அப்படின்னு வந்து சொல்கிறார் லைட் பார்ட்டிகல் அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போது நீக்க மர நிறைந்திருக்கும் பேராற்றலானது எந்த உருவத்தில் இருக்கின்றது என்றால் ஒளி ரூபமாக இருக்கிறது லைட் வேகத்தில் இருக்குது லைட்டாக வந்து இருக்குது அப்போ நீங்கள் இதுலேயே என்ன தெரிஞ்சுக்கணும் அனைத்து பொருட்களும் இறைவன் தான் ஐயா படித்து உணர்ந்து சொல்கிறாரு அதை நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அனைத்து பொருட்களின் மூலக்கூறு டீப்பாக போனீங்கன்னா ஜோதி தான் அப்போ ஜோதி தான் அனைத்து பொருட்களுமாக உருமாறி இருக்கின்றது இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லா பொருட்களும் இறைவன் தான் அப்போ எல்லா உயிர்களும் இறைவன் தான் பஞ்சபூதங்களும் இறைவன் தான் இந்த கேலக்சியில் எந்த இடத்துக்கு போய் எந்த பொருள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அது அனைத்தும் இறைவனின் படைப்பு அது ஜோதி ரூபமாக இருக்கிறது அது வேற காட்சியில் நம்மளை ஏமாத்துது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களின் டீப்பான மூலம் என்பது ஜோதி தான் அப்போ அந்த ஜோதி தான் பொருட்களாக உருமாறி இருக்கிறது அப்போ மனிதனும் ஜோதி தான் பொருட்களும் ஜோதி தான் பஞ்சபூதங்களும் ஜோதி தான் அனைத்தும் ஜோதி தான் இதைத்தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா அருட்பெரும் ஜோதின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஐயா சொன்னது போல் திருவள்ளுவர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது தான் ஐயா சொல்கிறார் ஐயா தனியாலாம் ஒன்றும் சொல்லலை திருக்குறள் புத்தகத்தில் ஐந்தாவது குரலில் என்ன இருக்குது ஒவ்வொரு பொருளும் இறைவன்தான் ஒவ்வொரு உயிரும் இறைவன்தான் ஒவ்வொரு மனிதனும் இறைவன்தான் என்று உணரும் போது அதுதான் இறைவனின் பொருள் சேர்ன்னு அர்த்தம் இறைவனின் பொருளை உணர்தல்ன்றது அதுதான் எல்லா பொருட்களும் இறைவன் தான் உணரும் போது உன்னை மதிக்காமல் இருக்க மாட்டீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்க மாட்டீங்க மதித்து நடப்பீங்க அதோட வேல்யூவை இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அசிங்கப்படுத்த மாட்டீங்க அவமானப்படுத்த மாட்டீங்க தூக்கி போட்டு உடைக்க மாட்டீங்க காயப்படுத்த மாட்டீங்க கவலைப்படுத்த மாட்டீங்க ஏன் எல்லாமே இறைவன் தான் இறைவன் உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றப்ப நீங்கள் அவரை அடிக்க முடியுமா தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா அவரை தார் தார கிழிக்க முடியுமா எச்ச துப்ப முடியுமா அவர் மேலே இல்லை கல் எடுத்து அடிக்க முடியுமா இல்லை சுடு தண்ணி தூக்கி மூஞ்சில் ஊற்ற முடியுமா என்ன பண்ண முடியும் உங்களை இறைவன் அப்படிலாம் பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்போ என்ன பிரச்சனைனா இறைவனே தனியாக வந்தால் நான் அவரை நல்லா பார்த்துப்பன்றது நடிப்பு ஏன் மற்றவனை எவனையும் நல்லா பார்த்துக்க மாட்டீங்க இறைவனை மட்டும் நல்லா பார்த்துப்பீங்கன்றதுக்கு பேர் நடிப்பு அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு திருக்குறள் மூலியமாக ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு மனிதனையும் நீ இறைவனாக பார்த்தாய் என்றால் அந்த இடத்துல பிரச்சனையே இல்லையே மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க வாழ்த்த ஆரம்பிச்சிருவீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அவங்களுக்கு வேணுங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்படி எல்லா பொருளையும் எல்லா மனிதனையும் இரையாக பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க அன்பு என்பது பெருகும் உள்ளம் என்பது தூய்மையாகும் ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தான் சொல்கிறாங்க அப்போ உள்ளம் பெரும் கோவிலாக மாறும்போது என்ன நடக்குதுன்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த மெக்கானிக்கல் அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளே நிகழுது ஒரு ஒரு ஒரு செல் ஏறலாம் இல்லை ஒரு செல் இறங்கலாம் இல்லை செல்ஸ் அத்தனையும் லைட் பார்ட்டிகளாக மாறலாம் ஏதோ ஒரு வேதிவினை மாற்றம் நிகழ்ந்து எல்லாமே இறைவன் தான் எல்லா பொருளும் இறைவன் தான் எல்லா செயலும் இறைவன் தான் இறைவனின் அனுகிரகமின்றி இங்கே எதுவும் நடப்பதில்லை என்று உணரும் போது நம்மளுடைய வேகம் குறைகிறது எந்த வேகம் குறைகிறது அறியாமையின் வேகம் குறைகிறது எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிப்போம் அகங்காரத்தின் பிடியில் இருக்கிற நம்ம கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிப்போம் அழ ஆரம்பிப்போம் அப்போ இறைவனின் பொருள் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் டோட்டல் சைலன்ஸுக்கு போயிடும் டோட்டல் சைலன்ஸுக்கு போகும்போது என்ன ஆகுது நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் தானாகவே வெளிவருகின்றது இருப்பதிலேயே தவத்திலேயே உயர்ந்த உபதேசம் மௌன உபதேசம் தான் கஷ்டப்பட்டு மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி வர்றது எப்படி இருக்குது இறைவன் தான் எல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் தானாகவே மௌனத்துக்கு போகக்கூடிய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்போ உணர்ந்து மௌனத்துக்கு போகலாம் தவம் பண்ணி மௌனத்துக்கு போகலாம் ஆழ்ந்த மௌனத்திற்குள் போகும்போது மனம் அமைதி பெறுகிறது மனம் அமைதி பெறுகி பெரு மனம் அமைதி பெறும்போது ஆன்மா வெளிப்படுகிறது ஆன்மா வெளிப்பட்டு விட்டதென்றால் இறைவனின் அத்தனை ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுகிறது இதுதான் வந்து ஐயா சொல்லக்கூடிய ரகசியம் ஸோ அதுதான் திருக்குறள்லையும் இருக்குது அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் நீங்கள் படித்து அதை உணர்ந்தீங்கன்னா சந்தோஷம் ஐயா சொன்ன மாதிரி அப்படி இல்லையா எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க அவ்வளோ திருக்குறள்லாம் படிக்க முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா ஒரே திருக்குறள் போதுங்கிறார் எந்த திருக்குறள் போதும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்போ அந்த குரலுக்கு உண்டான அர்த்தத்தை ஆழமாக உணரும் போது இந்த சமுதாயமே ஞான சமுதாயமாக மாறுகிறது இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு போகணுன்ற அவசியம் இல்லை அந்த பக்குவமும் புரிதலும் வரும்போது அந்த அருளாற்றலை இறைவனே உங்களுக்கு வழங்குகின்றார் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் வந்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு அற்புதமான இன்டர்வியூவில் மீண்டும் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போறோம் W W W dot Paramporul foundation dot ORG அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்